குழந்தைகள் தங்கள் உடல் உறுப்புகளை பற்றி அறிய உதவுவதற்கு அவர்களின் உடல் பாகங்களை தொட்டு பார்க்க சொல்லி கேட்டுக்கொள்ளலாம் உதாரணமாக உங்கள் மூக்கை உங்களால் தொட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் மேலும் குழந்தை அவர்களின் மூக்கை தொடலாம் உங்கள் முழங்கையை உங்களால் தொட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் மேலும் அவர்கள் முழங்கையை தொடலாம் உங்கள் காதுகளை உங்களால் தொட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் மேலும் அவர்கள் காதுகளை தொடலாம் வெவ்வேறு பாகங்களின் பெயர்களை அறிந்து கொள்வது ஒரு குழந்தை அவர்களின் உடலை பற்றி அறிய உதவுகிறது